நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அஸ்மத் பாரதம் லெசனோட முடிச்சிட்டோம் சோ இப்போ ஜஸ்ட் நீங்க you keep telling me the இது ஒவ்வொரு சென்டென்ஸா படிச்சுட்டு என்ன விபக்தி என்ன வச்சனம் எல்லாம் சொல்லணும் I think Shailini madam can start யா அஸ்மாத் அஸ்மத் பாரதம் our our our India Bharata Bharat அஸ்மாக்கம் தேசக பாரதம் अस्माकं देशः भारतम् हम्म। अस्माकं इण्डिया इस् अवर् कण्ट्री हम्म, अस्माकम् अस्माकं म्, अ, षष्ठी विभक्ति बहुवचनं हम्म, देशः अ, प्रथमा विभक्ति एकवचनं भारतं द्वितीया विभक्ति अस्य भारतवर्षः அஸ்மாக்கம் தேசः பாரதம் பாரதம் வந்து பாரதா இல்ல பாரதம் भारतम् ओन्लि भारतं द्वितीया विभक्ति It should be பிரதமா ஆ. விபக்தி ஏகவச்சனம் தான் ओ प्रथमविभक्ति एकवचनं Yeah. ओके अस्य भारतवर्षः अ, भारतखण्डः इत्यपि नामान्तरम् अस्ति ம், ம். हर् वन् मोर् नेम् नामान्तरं another name अनदर् नेम् भारतखण्डः Mm. इत्यपि नामान्तरम् अस्ति सो अस्य भारतदेशः इत्यपि नामान्तरम् अस्ति it has another name called Bharata தேசா நாமாந்தரம் அப்படிங்கிறது அந்நத் நாமன்னு அர்த்தம் வேற ஒரு பேரு சம் அனதர் நேம் நாமா பிளஸ் அந்தரம் நாமாந்தரம் உங்களுக்கு சவர்ணதி இருக்க சந்தி இந்த சந்தி எல்லாம் தேர்ட் எல்லாம் படிப்பேன் ஜஸ்ட் சொல்றேன் நானு அதே மாதிரி நாமாந்தரம் பிளஸ் அஸ்தி நாமாந்தரம் அஸ்தி அந்த மகாரமும் hmm. அகாரமும் சேர்ந்து இங்க ஒரே வேர்டா இருக்கு சரியா புರಾ புರಾ பாரதோ நாம ராஜா இமம் தேச ஷசாச புரா ஓல்டன் டேஸ் பாரத நாம భరత నామ భరతమ Bharata he rule the country భరతో నామ రాజా ఇమం దేశం శశాస சரியா this this imam means this imam means this no months உங்களுக்கு அவ்யயம் அது புரா சரியா அண்ட் பரதோ நாம ராஜா பரதக என்னது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ராமசப்தம் மாதிரி நாமங்கிறது என்னது நாம நாமானி நாமானி நாமனி நாமானி நாம நெக்ஸ்ட் ராஜா உங்களுக்கு என்னது ராஜன் சப்தம் நகாராந்த புல்லிங்கம் ராஜா பரதக ராஜா சோ அது it goes as an objective for Bharata அதனால அதுவும் பிரதமா விபக்தி இமம் தேசம் இந்த தேசத்தை சரியா சோ என்ன தேசகா புல்லிங்கம் தேசம்ங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு சோ இமம் தேசம்ங்கிறது அயம் இமௌ இமே இமம் இமம் இமான் இதம் சப்தத்தினுடைய புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் I want you to say all these நீங்க <clears throat> அதே மாதிரி ஷஷாச அப்படிங்கிறது ஷஸ் இது வந்து தாத்து உங்களுக்கு லிட்டில் இருக்கு லிட்டு பிரதம விபக பிரதம புருஷ ஏகவச்சனம் பரதா ஷஷாச that is main sentence Bharata ruled வெண்டிடி ரூல் புரா ஒன்ஸ் நாம ராஜா who is he is a king ஓகேவா what it rule he rule இமம் தேசம் this country he ruled ம். this country சரியா अतः अस्य देशस्य भारतम् इति नाम समभवत् ஆஹ் अतः अतः आ, ம், tell me अतः अव्ययम् ம், अस्य इस् षष्ठी विभक्ति देशस्य ம். आ, स- एकवचनं देशस्य इस् आल्सो षष्ठी विभक्ति एकवचनं भारतम् इति नाम ம். सम भवत् सम इस् उप சம plus above. उपसर्ग பாரதம் பிளஸ் இதி இங்க வந்து ரெண்டு சப்தம் இருக்கு பாரதம் இதி அப்படின்னு சேர்ந்து இருக்கு ஓகேவா பாரதம் இதி நாம நேம் சமபவத் சமபவத் இஸ் வாட் सम इस् उपसर्ग आ, अभवत् ம் சமு இஸ் தி உபசர்கா is the abhavat enna dhatu enna lakaram abhavat lang lakara lang lakara prathama purusha ekavachanam ekavachanam purusha ekavachanam enna dhatu bhu dhatu bhu so bhu dhatu lang lakara prathama purusha ekavachanam abhavat ekavachanam yeah next next uh, i think uh, usha madam you can read yeah भारतस्य पूर्वस्यां दिशि वंग वङ्ग वङ्गसमुद्रः हम्म। दक्षिणस्य दिशि इंद्र इन्द्रमहासमुद्रः पश्चिमाया दिशि हम्म। अरबी अरबीसागरः हम्म। उत्तरस्या उत्तर्यां दिशि हिमालयो नाम नगादिराज नगादिराज चस अस्ति प्लस अस्ति हाँ चलिए Um, Bharatasya, uh, that is the eastern uh, direct uh, direction of the Bharat is Bay of Bengal, Bay of Bengal, and southern direction Indian Ocean, western direction Arabian Sea, and northern direction, Himalaya, uh, <coughs> in the name of Himalaya is the name of the mountain. okay. is uh, there. Okay. So now uh, you tell me Bharatasya another. Bar Bharatasya uh, sixth uh, Shashti Vibhakti Ekavachanam. Ah. Um, Purvasam Dishi. Second, uh, Vibhakti Ekavachanam. Uh, Dishi is uh, what, uh, same. Uh, தெரியும் எனக்கு திஷி வந்து பூர்வசியாம்ங்கிறது உங்களுக்கு வந்து சப்தமி பூர்வசியாம் திஷி திஷிங்கிறது திஷௌ திஷம் சப்தம் வரும் திஷிங்கிறது சப்தமி ஏகவச்சனம் சோ பூர்வசியாம் திஷி அப்படிங்கறது செவன்த் கேஸ் ரெண்டுமே ஏகவச்சனம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் வங்க சமுத்திரா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் அது வந்து புல்லிங்கத்துல இருக்கு புல்லிங்கம் எல்லாம் ஏக்க வச்சனமா தான் இருக்கும் இல்லையா தட்சிணாசியாம் திசையும் உங்களுக்கு அதே மாதிரி ஓகே சரியா எல்லாமே திக்குக்கு போறது ஓகேவா அதே மாதிரி பஸ்டிமாயாம் திசையும் அதே மாதிரி அரபிய சாகரா புல்லிங்கம் உங்களுக்கு உத்தரசியாம் திசையும் உங்களுக்கு வந்து திசைக்கு போறது ஹிமாலயோ நாம ஹிமாலயாங்கிறது உங்களுக்கு பிரதமா விபக்தி ஏக வச்சனம் நகாதி ராஜா இங்க பிரிச்சுக்கணும் நகாதி ராஜா ச பிளஸ் அஸ்தி அஸ்தி சரியா நகாதி ராஜா அப்படிங்கிறது பிரதம விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கா சாங்கிறது இட்ஸ் அவ்வயம் அஸ்திங்கிறது என்னது இது அது பெண்ணல்ல ஃபர்ஸ்ட் வருமே லட் லட்லக்காரம் ம் என்ன தாத்து ஸ்தஹ ஸ்தஹ தானே கரெக்ட் ஸ்தஹ தாத்து ஸ்தஹ தாத்து अस्सु भवतु अस् அஸ்தி அஸ்தக சந்தின்னு வரணும் தெரியுறதா நான் அஸ்து தாத்து அஸ்து டு பி அஸ்தி ஸ்தஹ சந்தி அசி ஸ்தஹ அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹ சோ வந்து லட்லகாரம் இது வந்து பிரதம புருஷம் ஏகவச்சனம் சரியா நெக்ஸ்ட் நான் படிக்கட்டுமா படிங்க ம். उत्तरभारते गङ्गा यमुना नर्मदा इत्यादयः उत्तरभारते अ, उत्तरभारतः शब्दः अकारान्तपुल्लिङ्गः भा- उ- भारते सप्तमी विभक्ति एकवचनं பாரதம் தானே சொன்னேன் இல்லையா நானு भारतम् ओके ஆ, ஆ. भारते சப்தமி ஏகவச்சனம் பா- सप्तमी एकवचनं गङ्गा यमुना नर्मदा எல்லாமே ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் இத்தியாதய இத்தி பிளஸ் ஆதய இத்தி சவ்யய ஆதய ஆதி ஆதி ஆதி ஆதய ஓகே ஹரி ஹரி ஹரய மாதிரி சொல்லிக்கோங்க ஆதய சரியா இத்தியாதய எக்ஸட்ரா ஓகே தட்சிண பாரதே தட்சிண பாரதே Godavari कृष्णवेणी कावेरी इत्यादयश्च प्रसिद्धा नद्यः नद्यः? प्रवहन्ति ம் सो दक्षिणभारते मीन्स् अद् सप्तमी विभक्ति अ, एकवचनं अ, गोदावरी कृष्णवेणी कावेरी मूणु विकारान्त स्त्रीलिङ्ग ம், प्रथमा विभक्ति एकवचनम् Mm. uh, इति is again अव्यया इत्यादयश्च च is also अव्यया ಪ್ರಸಿದ್ಧ ಪ್ರಸಿದ್ಧ ನದ್ಯ ಒನ್ ವರ್ಡ್ ಇಲ್ಲ ಸೆಪರೇಟ್ ವರ್ಡ್ தான் ಪ್ರಸಿದ್ಧಾಹ ನದ್ಯಃ it comes as an adjective for ನದ್ಯಃ ಅಡ್ಜೆಕ್ಟಿವ್ ಟು ಫಾರ್ ನದ್ಯಃ ಆಮಾ ಸೊ ನದ್ಯಃ ಇಸ್ ನದಿ ಶಬ್ದಃ ಇಕಾರಾಂತಃ ಸ್ತ್ರೀಲಿಂಗ ಪ್ರಥಮ ವಿಭಕ್ತಿ ಬಹುವಚನಂ ಪ್ರವಹಂತಿ ಪ್ರವಹಂತಿ ಸ್ವಹಂತಿ ವ ಧಾತು ಪ್ರ ಇಸ್ ಉಪಸರ್ಗ ಪ್ರಥಮ ಪುರುಷ ಬಹುವಚನಂ வெரி குட் சோ பிரசித்தாக நத்தியா பிரவஹந்தி சோ இங்க வந்து மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா இதுல நத்தியா பிரவஹந்தி தட் இஸ் மெயின் சென்டென்ஸ் சரியா வஹந்தினா என்ன சொன்னேன் டு கேரி தாங்கிறது தாத்து பிரவஹந்திங்கிறது ஃப்ளோங்கிற அர்த்தம் சோ அந்த பிரங்கிற உபசர்க்கம் வந்ததுனால அந்த வகுதாத்தனுடைய ஆக்சுவல் மீனிங் சேஞ்சஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் உபசர்க்கம் when we add a prefix to the தாத்து த மீனிங் ஆஃப் த தாத்து மை சேஞ்ச் சில இடங்கள்ல அது மாதிரி இங்க வந்து பிரவஹந்திங்கிற இடத்துல பிள பிளஸ் வகு லட்லகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம் சோ பிரசித்தாக நத்தியகன்னு சொல்லும் பொழுது பிரசித்தாகங்கிறது பாப்புலர் நதிக்கு அப்ஜெக்டிவா வந்திருக்கு நதி வந்து ஸ்திரீலிங்கம் அப்படிங்கிறதுனால பிரசித்தகான்னு யூஸ் பண்ணலாம் இந்த பிரசித்தங்கிற இந்த அப்ஜெக்டிவ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா the objective the noun and the I'm sorry the gender and the number of the objective changes according to the following நவுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல நத்யாங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கம் பகுவச்சனத்துல இருக்கு அதனால பிரசித்தா பிரசித்தே பிரசித்தாகான்னு சப்தத்தை போட்டு பிரசித்தாகா நத்யா பிரவகந்தின்னு வரும் சரியா மத்தபடி I think uh, Sasikala madam is uh, படிக்கட்டுமா answered everything ah you can Kaveri Tungabhadra Krishnaveni Gautami bracket Godavari Bhagirathi ಇತಿ ಪಂಚ ಗಂಗಾ ಕಾವೇರಿ ತುಂಗಭದ್ರಾ ಕೃಷ್ಣವೇಣಿ ಸೆಂಟೆನ್ಸ್ ಸೆಂಟೆನ್ಸ್ ಮುಡಿಲ ಉಣ್ಣು ವಿಖ್ಯಾತಾಹ ಸಂತಿ ಹಿಂಗ if your textbook is not clear you can see this uh, the, whatever i have shared you know okay okay okay okay ah sorry here actually uh, kaveri tungabhadra krishnaveni gautami ब्राकेट्स गोदावरी um, भागीरथी इति पञ्च गङ्गाः uh, விக்யாதாக விக்யா- சந்தி विख्या விக்யாதாக சந்தி ம், विख्याताः सन्ति ம், சோ ம். காவேரி துங்கபத்ரா ஆல் எல்லாமே வந்து ஸ்ரீலிங்கம். ஸ்ரீலிங்கா ம், அஹ், காவேரி வந்து இகாராந்த ஸ்ரீ ஈகாராந்த ஸ்ரீலிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் துங்கபத்ரா ஆகாராந்த ஸ்திரீலிங்கா ప్రథమ విభక్తి ఏకవచనం hmm. కృష్ణవేణి ఈకారాంత స్త్రీలింగ ప్రథమ విభక్తి ఏకవచనం గౌతమి సో ఈకారాంత స్త్రీలింగ ఆ ప్రథమ విభక్తి ఏకవచనం భాగీరథి అగైన్ ఈకారాంత స్త్రీలింగ ప్రథమ hmm. విభక్తి ఏకవచనం ఇతి అవ్యయ పంచగంగా సో వన్ వర్డ్ ఆకారాంత hmm. స్త్రీలింగ ప్రథమ విభక్తి బహువచనం விக்யாஸ் பஞ்சகங்காக அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்ச கங்காக கங்காக த அப்ஜெக்டிவ் அஞ்சு கங்கையாக விக்யாதாக சந்தினா இட் இஸ் பாப்புலர்லி நோன் அர்த்தம் ரொம்ப பிரசித்தி பெற்றன்னு அர்த்தம் விக்யாதாகான்னு கங்காஹாக்கு அப்ஜெக்டிவ் அது கங்காஹா பஞ்சகங்காஹா விக்யாதாக சந்தி these five rivers are known as பஞ்சகங்காஹா ஃபைவ் கேஞ்சஸ் பேரு இந்த விக்யாதாக பார்த்தேன்னா இட்ஸ் ஸ்பிளிட்ஸ் லைக் திஸ் இவ்வளவுதான் எழுத வரும் ஓகே இங்க விக்யா சரியா ஓகேவா விக்யாகா பிளஸ் சந்தி இருக்கணும் இந்த விசர்க்கம் வந்து உங்களுக்கு வந்து சகாரமா ஆகி ஹாஃப் சாவா நின்றும் சந்தியில சோ ஹாஃப் சா ஓகே சரியா ஓகே சந்தி அஸ்தாத்து లట్లకార ప్రథమ పురుష బహువచనం కరెక్ట్ అస్తాదు வெரி குட் சோ விக்யாத்தாகவும் கங்காவும் ஒரே விபக்தியில இருக்கு சரியா ஸ்ரீலிங் பிகாஸ் விக்யாத்தாகங்கிறது comes as an objective for கங்காக சரியா பஞ்சகங்காக அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் படிங்க படிக்கட்டுமா ஒரு நிமிஷம் மொபைல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் புக்ல இருந்து படிக்கிறேன் ஓகே ஏவம் இங்க இருக்கு ஓகே ஏவம் ஏவம் யமு யமுனா सरयू नर्मदा द्यो अपि प्रसिद्धाः पवित्राश्च नद्यः प्रवहन्ति இங்க பவித்ராக இங்க பவித்ராகாச்சங்கிற வேர்டு வந்து விட்டுருக்கு இல்லையா பவித்ராஷ்ச பவித்ராஷ்ச நத்யா பிரவஹந்தி பிரவஹந்தி சோ ஏவம் இவ்வாறு யமுனா சரயு யமுனா ஆகாராந்த ஸ்ரீலிங்கா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சரயு ఊకారాంత స్త్రీలింగ ప్రథమ విభక్తి ఏకవచనం నర్మదా త్రింబి ఆకారాంత స్త్రీలింగ ప్రథమ ప్రథమ విభక్తి ఏకవచనం అపి అవ్యయ ప్రసిద్ధాహ అగైన్ ప్రసిద్ధ శబ్ద స్త్రీలింగ స్త్రీలింగ ప్రథమ విభక్తి బహువచనం నద్యహక అడ్జెక్టివ్ అది నద్యక అడ్జెక్టివ్ విశేషణం పవిత్రాశ్చ పవిత్ర ప్లస్ చ பவித்ரா ஆகாராந்த ஸ்ரீலிங்கா ஆமா பவித்ர பவித்ராக பவித்ரம் பிரத்மா விபக்தி பகுவச்சனம் ச இஸ் அவ்வயா அந்த பிரசித்தாக பவித்ராக இந்த பிடிஎஃப்ல இல்ல அது ரெண்டுமே it comes as an objective for நத்யா நத்யா நதி சப்தா இகாராந்த ஸ்ரீலிங்கா பிரதமா விபக்தி பகுவச்சனம் பிரவஹந்தி प्र उपसर्ग वहन्ति लट्लकार प्रथमपुरुष बहुवचनं ம், ம், ம். नदीभ्यः ம். नदीभ्यः इस् படிச்சுக்கோங்க full sentence படி ओके नदीभ्यः कुल्याः निर्माय ம். केदारेषु <clears throat> जलसेचन व्यवस्था कृता अस्ति ஐ திங்க் வேற யாராவது படிக்கட்டும் okay Uh, <laughs> Rajalakshmi madam you can do this line नदीभ्यः ഉല്യാഹ നിർമ്മായ കേദാരേഷു ജലസേചന വ്യവസ്ഥ കൃത അസ്തി നദീഭ്യ ഇകാരാന്ത സ്ത്രീലിംഗ പഞ്ചമി ബഹുവചനം ആകാരാന്ത സ്ത്രീലിംഗ പ്രഥമ വ്യക്തി ബഹുവചനം നിർമായ കൺസ്ട്രക്ട് നിർമായ ഈസ് ക്രിയ നിർമായ ലെപ്പിൽ நீ அப்படிங்கிறது உபசர்க்கம் நீ உபசர்க்கம் நீ உபசர்க்கம் ஆமா சோ இங்க மாங்கிறது டு மெஷர் சோ நிர்மாய ஆஃப்டர் ஃபார் uh, uh, நிர்மாய நாட் மெஷர் கன்ஸ்ட்ரக்ட் அர்த்தம் நதிபியா குல்யாக நிர்மாய ஃப்ரம் தி ரிவர்ஸ் குல்யாகான குட்டி குட்டி கேனால்ஸ் uh, canals are என்ன கேதாரேஷு கேதாரேஷு சப்தமி பகுவச்சனம் பகுவச்சனம் கரெக்ட் ஜலசேச்சன സ്പ്രിങ്കിൾ ஜலசேச்சன பிரதமா விபக்தி அதாவது ஜலசேச்சன வியவஸ்தாங்கிறது ஹைஃபன் போட்டிருக்கு it is a compound word ஸ்ரீலிங்கம் ஜலசிய சேச்சனம் ஜலசேச்சனம் மிக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஸ்ரீலிங்கம் of water is Jalasejanam. Jalasejanasya vyavastha, Jalas, Jalasejana vyavastha. Jalasejana vyavastha. Water rodaya karyam, vyaparam, vyavasthana ஒரு அரேஞ்ச்மெண்ட் அர்த்தம் வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் கிருதா கிருதாது கிருதா அஸ்தி சோ வியவஸ்தாங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் கிருதா கிருதாது கிருதாத்து உங்களுக்கு வந்து கிருதந்தத்துல இருக்கு நான் முன்னையே சொன்னேன் இல்லையா தாத்துக்கள் வந்து அந்த கிருதந்த ரூபம் எடுக்கும்போது இட் இட் கெட்ஸ் இது ஜெண்டர் இன் ஜென்ரல் படத்தி படத்தக படந்தி நம்ம அபவத் அபவ அபவதாம் அபவனுக்குலாம் ஜெண்டர் கிடையாது பட் வென் வென் த கிரியாபதம் வென் தி தாத்து இஸ் அட்டாச்சு வித் கிருத் தா கிரு தாத்து ஐ மீன் கிருதந்த தாத்துக்கள் அவைகளுக்கு வந்து இட் கெட்ஸ் அ ஜெண்டர் இப்ப வந்து உங்களுக்கு வந்து கிருதா கிருதா கிருதம் மூணுமே வரும் சரியா கிருதா கிருதா கிருதம் அப்படிங்கிறது இட் டேக் செவன் ஃபார்ம்ஸ் இந்த நவுன் ஃபார்ம்ஸ் வந்திருக்கும் கிருத்தக கிருதா வியவஸ்தா வந்ததுனால கிருதா ஸ்ரீலிங்கம் ஆமா வியவஸ்தா வந்ததுனால கிருதா கரெக்ட் பெர்ஃபெக்ட் வியவஸ்தா கிருதா பிகாஸ் வியவஸ்தா இஸ் ஸ்ரீலிங்கா கிருதான்னு இருக்கு இப்ப வந்து காரியம்னு இருந்ததுன்னா என்ன வருவாங்க காரியா அப்படின்னு இருந்தா என்ன வரும் புள்ளிங்கவா அப்ப என்ன வரும் கிருத்தம்னு வரும் காரியகன் வந்து அப்படி கிருத்தம் வரும் பாட்டா படித்தா சரியா பாட்டா கீதம் என்ன வரும் கீதம் லிகிதம் லிகிதம் வெரி குட் கீதம் லிகிதம் ஆமா ஆமா கரெக்ட் அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம் கீதம் லிகிதம் பகவத்கீதா ஸ்ருதா ஸ்ருதா வெரி குட் ஸ்ருதா இல்லனா படிதா இல்லனா கிருதா சரியா உம் திருஷ்டா என்ன வேணா சொல்லலாம் சார் அந்த அந்த நவுனுக்கு ஏத்த மாதிரி அந்த வர்பு வந்து வர்பனுடைய ஜெண்டா சரியா லிங்கத்துக்கு ஸ்திரீ வர்பு ஆமா canals are constructed from rivers ஆமா for the So eco water supply. Ah, yeah. Or the fields. Yeah, eduk water supply? Kedareshu. Kedareshu for fields. Fields. Plains and fields. ah ஆமா நெக்ஸ்ட் படிங்க நீங்க பாரதே பகவோ ஜனாஹ கிருஷிகர்மணா ஜீவந்தி பாரதே சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ekavachana saptami vibhakti bahavo many people ಬಹವಃ ಬಹೂ ಬಹವಃ ಉಕಾರ புல்லிங்கம் புல்லிங்கம் ஆமா ஜனாஹா அதனோட வந்து பஹ்வி அப்படிங்கறது ஸ்ரீலிங்கத்துல வரும் பஹூனி அப்படிங்கறது நபும்சகலிங்கத்துக்கு வரும் சரியா பகவஹாங்கிறது எதுக்கு அட்ஜெக்டிவ் ஜனாஹாக்கு ஜனாஹா ஜனாஹா இஸ் இன் ப்ளூரல்ல ஜனாக என்ன ஜெண்டர்ல இருக்கு என்ன விபக்தி என்ன பகுவச்சனம் பகுவச்சனம் ஜனஹ ஜனஹ ஜனே ஜனாஹ ஜனஹ ஜனௌ ஜனாஹ ஜனௌ ஜனாஹ ஓகே ஓகே ஆக்சுவலி ஜனஹ ஏகவச்சனத்துல சொன்னா கூட பீப்புள்ங்கற அர்த்தம் தான் கிருஷி கர்மணா கிருஷி கர்மணா ஸ்திரீலிங்கம் ஏகவச்சனம் கர்மணாங்கிறது கர்மணாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் கர்ம கர்மணி கர்மாணி கர்ம கர்மணி கர்மாணின்னு கர்மன் சப்தம் நபும்சகலிங்கம் அதனுடைய திருத்தியா விபக்தி வந்து உங்களுக்கு கர்மனா சோ கிருஷி கர்மனா கிருஷிங்கிறது உங்களுக்கு farming agriculture agricultural job ah கிருஷி கர்மனா அந்த கிருஷியே கர்ம கிருஷி கர்ம தேன கிருஷி கர்மனா அந்த கிருஷி கர்மனா அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு காம்பவுண்ட்ல இருக்கு கர்மனாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவசனம் நபும்சகலிங்கம் சரியா ஜீவந்தி ஜனாக ஜீவந்தி வெரி குட் ஜீவ ஜனாக பகுவசனம் சோ ஜீவந்தி ஜீவ ஜீவந்திங்கிறது என்ன லகாரம் லட்லகாரம் லட்லகாரம் பகுவசனம் பிரதம பகுவசனம் பிரதம புருஷ பகுவசனம் மீன்ஸ் பகுவசனம் what is the main sentence here ஜனாக ஜீவந்தி ஆமா எக்ஸாக்ட்லி எங்க ஆன்சர் ரைட் உங்க கொஸ்டின் தப்பு अतः means भारते ஓகே நெக்ஸ்ட் अतः भारतदेशः कृषिप्रधानः इति सुवचम् சுவாச்சம் சுவச்சம் सुवचम् Mm. अतः हेन्स् പ്രഥമപുരുഷ பின்னாடி வந்து ஒரு வவல் வந்ததுனால இங்க அந்த இது போடல விசர்க்கம் போடல இட் இஸ் கிருஷி பிரதானக சரியா சோ கிருஷி பிரதானக ஆமா வேர் தி இது இது டேக்ஸ் தி பிரைம் பொசிஷன் இது சுவாச்சம் சுவச்சம் ஆமா இது அவ்யயம் சுவச்சம் அப்படி சுவச்சம் சோபனம் வச்சம் சுவச்சம் வாச்சக உங்களுக்கு வந்து நல்ல அழகான வார்த்தைக்கு சுவாச்சம்னு பேர் சுவச்சம்னு பேர் பிரதமா விபக்தி நபும்சகம் சுவச்சம் யா ഏകവചനം നപും നപുംസകം ഭാരതീയ കേദാരേഷു ബഹുവിധാനി ധാന്യാനി ഉത്പദന്തെ ഉത്പദ്യന്തെ ഉത്പദ്യന്തെ ചൊല്ലുങ്ങോ ഭാരതീയ കേദാരേഷു ഏകവചനം സപ്തമി വിഭക്തി भारतीयकेदारेषु एकवचनं सप्तमी विभक्ति इन् इन् इण्डियन् फील्ड् பகுவச்சனம் பகுவச்சனம் பாரதிய கேதாரேஷு இல்லையா கேதாரே கேதாரயோகோ கேதாரேஷு சப்தமி பகுவச்சனம். केदारेषु बहुवचनं फील्ड्स् Fields of India. सप्तमी विभक्ति बहुवचनं இந்தியால இருக்கிற ஃபீல்ட்ஸ்லன்னு அர்த்தம் Mm. Mm. बहुविधानि மெனி டைப்ஸ் ம் फल- फलानि लैक् दट् பலானி இல்ல தானியானி धान्यानि बहुविधानि धान्यानि उत्पद्यन्ते So Bahuvidani Danyani Utpadyante. So this Bahuvidani comes as an adjective for which word? Danyani. Danyani. Danyani. Okay. Danyani. So main sentence is there. కేదారేషు ధాన్యాన్ని ఉత్పద్యంతే ఉత్పద్యంతే ధాన్యాన్ని ఉత్పద్యంతే సో ధాన్యాన్ని ఉత్పద్యంతేనా தானியங்கள் உற்பாதனம் செய்யப்படுகின்றன பாசிவ்ல இருக்கு ஸோ யாரால பாரதியை நம்மளே எடுத்துக்கணும் பை த இண்டியன்ஸ் அர்த்தம் by the people in India என்னன்னா தானியானி உற்பத்தியந்தே they produce more many types of grains in Indian ஆமா யா சரியா உது பத்தியந்தே உதுங்கிறது உபசர்க்கம் உங்களுக்கு பத்தியதே பத்தியதே பத்தியந்தே ஆமா இருக்கு பகுவச்சனம் प्रथमपुरुष बहुवचनम् प्रथमपुरुष राजाजिनगर् बहुवचनं हम्म। गोधूमाः व्रीह्यः हम्म। आटकाः हम्म। मुद्रकाः चणकाः चणकाः चणकाः बर्बराः तिलाः माषाः कुलुद्धाः कुल्- कुलुत्ताः Mm. इति नवधान्यानि एवं इक्षुः தானியானி இது நவ நவதானியானி ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க ஆ. சரியா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாட் மீனிங் சொல்ல வேண்டாம் you just tell me the என்ன விபக்தியில என்ன வச்சனத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படியே गोधूमाः अ, गोधूमादु கோதுமாக கோதுமைகள் பிரதமா விபக்தி பகுவச்சனம் புல்லிங்கம் अ, प्रथमाविभक्ति बहुवचनं Mm. व्रीह्यः प्रथमाविभक्ति ए- एकवचनं சப்தம் உங்களுக்கு இருக்கு எல்லாமே ஏன்னா வந்து இதி முடியறது எல்லாமே பகுவச்சனத்துலதான் இருக்கு இதுதான் லிங்கம் தான் சிலதுக்கு மாறும் சனகாகா புல்லிங்கம் பர்பராகா புல்லிங்கம் புல்லிங்கம் மாஷாக ஆமா இது நவ தானியானி ஒன்பது தானியங்கள் சரியா தானியானிங்கிறது உங்களுக்கு வந்து தானியம் நபும்சகலிங்கம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் பகுவச்சனம் ஏவம் ஏவம் இக்ஷுஹு கார்பாசக முத்கஃபலம் கதலி கூஷ்மாண்டம் இத்தியாதி अपि कर्षकाः उत्पादयन्ति इक्षु इक्षुः प्रथमाभक्ति एकवचनं कार्पासः प्रथमाभक्ति एकवचनं मुत्कफलं प्रथमाभक्ति एकवचनं कदली प्रथमाभक्ति एकवचनं कूष्माण्डं प्रथमाभक्ति एकवचनं इत्यादि अपि इत्यादीनि इत्यादीनि प्लस् अपि इत्यादीन्यपि சந்தி சேர்ந்திருக்கு உங்களுக்கு எண் சந்தி சேர்ந்திருக்கு இந்த இத்தியாதீனி இப்படி வரும் சாரி பிளஸ் அப்பி இத்தியாதீன்யபி சரியா கர்ஷகாக பிரதமாபக்தி பகுவச்சனம் உத்பாதயந்தி உது பிளஸ் பாது உற்பத்தியத்தையே பார்த்தோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு லட்ட ஆத்மநேபதியில இருந்தது இது வந்து பரஸ்மைபதி உத்பாதயதி உத்பாதயதா உற்பாதயந்தி சரியா பிரதம புருஷா பகுவச்சனம் ஆமா லட்லகார் பரஸ்மைபதியில இருக்கு அப்புறம் படிங்க பாரதே மாணிக்கம் மௌக்திகம் பிரவாலம் மரகதம் புஷ்யராகம் வஜ்ரம் இந்திரநீலம் கோமோதிகம் வைடூரியம் இது நவரத்னானி புராதனாகரேஷு சஞ்சிதான்யா சஞ்சிதானி ஆசன் அவ்வளவுதான் சஞ்சிதாதி ஆசன் கோமே இதுல பாருங்க இதுல இருக்கிறத நீங்க அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க புஸ்தகத்துல வந்து if you want I can share this PDF with you சரியா ஏன்னா புக் பிரிண்ட் கொஞ்சம் சரியில்லை இல்லையா இதுல கரெக்டா இருக்கு இந்த பேசாம ஷேர் பண்ணுங்க காயத்ரி இது நன்னா இருக்கு ஆ சரி அது பண்றேன் இந்த இது வந்து ஜுவல்ஸ் வந்து நான் ஒரு வாட்டி என்ன என்னென்ன ஜுவல்ஸ்னு சொல்லட்டுமா இல்ல இல்ல இப்ப வேண்டாம் அது அப்புறம் சொல்லுங்க జస్ట్ ఆ విభక్తి మాత్రం పాతుండి పోవటం సరియా భారదే శబ్దమి విభక్తి ஏகவச்சனம் మాణిక్యం ప్రథమాభక్తి ఏకవచనం ప్రథమాభక్తి ఏకవచనం ప్రవాళం ప్రథమాభక్తి ఏకవచనం నపుంసకలింగం மரகதம் புஷ்பராகம் வஜ்ரம் புஷ்பராகம் எல்லாமே நபும்சகலிங்கம் ஆமா கோமேதகம் வைடூரியம் வைடூரியம் எல்லாமே பிரதம பக்தி ஏக்க வச்சனம் ஆ. இதி ஆஹ் அவ்யயம் நவரத்னானி ஒன்பது ரத்னங்கள் அது பகுவச்சனம் பிரதம பக்தி பகுவச்சனம் ம், நபும்சகலிங்கம் ரத்னம்ங்கிற வேர்டு தனா தனாகரேஷு தனாகரேஷுங்கிறது சப்தமி பக்தி பகுவச்சனம் ஆமா ஆ ஆகாரஹ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஷரி கோஷம் தனாகர தனாகாரகங்கிறது தனம் வச்சுக்கிற கோஷம் சோ தனாகாரேஷு அப்படின்னா அந்த ட்ரெஷரியில இந்த ட்ரெஷரி சரியா சஞ்சிதானி பிளஸ் ஆசன் சரியா சஞ்சிதானி ஆசன் இங்க வந்து சஞ்சிதம் சஞ்சிதானிங்கிறது உங்களுக்கு வந்து கிருதந்தம் சஞ்சிதம் சஞ்சிதே சஞ்சிதானின்னு சப்தம் போகும் சஞ்சிதானி பிளஸ் ஆசன் இங்க வந்து ரத்னானின்னு இருக்கிறதுனால சஞ்சிதானி அப்படின்னு வருது இதுவே வந்து பாட்டகா இல்லைன்னா கோஷகா சஞ்சிதகா அப்படின்னு வரும் புரியுறதா ஆஹ் வேற யாரா ஒரு ஒரு இது சொல்லுங்க நதி சஞ்சிதா அப்படின்னு வரும் புரியுறதா இதெல்லாம் வந்து கிருதந்தங்கள் இங்க வந்து உங்களுக்கு சந்தியில இருக்கு சஞ்சி தானி பிளஸ் ஆசன் எப்படி அந்த இது எழுதி காமிச்சேனே அதே மாதிரி முன்னாடி என்ன எழுதி காமிச்சேன் இத்தியாதீனி பிளஸ் அப்பி பண்ணினோம் சேம் சந்தி இகாரம் வந்து யகாரம் ஆற எண் சந்தி சஞ்சிதானி பிளஸ் ஆசன் இதெல்லாம் அடுத்தது உங்களுக்கு விசக்ஷனால வரும் ப்ராப்பரா சந்தியே படிப்பேன் சரியா இது அப்படியே எழுதிக்கோங்க நான் அப்புறம் ரப் பண்ணிடுறேன் சஞ்சிதானி பிளஸ் ஆசன் சரியா ம் ஓகேவா கிளியரா இருக்கா Ah, okay, okay, yeah. okay. Next సంపన్న నవరత్న నవరత్నక చితాని ఆభరణాని ధరంతి స్మ సంపన్నాహ అని சொல்லுங்க సంపన్నాహ సంపన్నాహ నవరత్నక చితాని బహు బహువచనం ఏద నపుంసకలింగం ఆమా సంపన్నాహ வந்து புல்லிங்கம் బహువచనం பைசா இருக்கிறவான்னு அர்த்தம் வெல் நல்லா வெல் டு டூ பீப்புள்னு அர்த்தம் வெல்தி பீப்புள் பீப்புள் சம்பன்னாக ஆமா சம்பன்னாகனா சொத்து பணக்காரான்னு அர்த்தம் வசதி உள்ளவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா வசதி உள்ள பொண்ணா வசதி உள்ள பையனான்னு மென்ஷன் பண்ணல வசதி உள்ளவா வெல்தி பீப்புள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதான் சம்பன்னாக சொத்து இருக்கிறவான்னு அர்த்தம் ஓகேவா பிரதமா பக்தி பகுவச்சனம் ஆமா ஆமா நவரத்ன நவரத்னக சிதானி அது நபும்சகலிங்கம் பிரதமாபக்தி பகுவச்சனம் ఆభరణాన్ని பிரதமாபக்தி பகுவச்சனம் நபும்சகலிங்கம் அது தரந்தி ஸ்ம இது வந்து ஸ்மா போட்டா அது வந்து பாஸ்டன்ஸ் ஆயிடும் லட்லகாரத்துல லங்லகாரம் தரதி தரதா தரந்தி தரிக்கிறது வேரி ஆமா மெயின் சென்டென்ஸ் எது ராஜலட்சுமி இதுல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் சொல்லுங்க பாரதே நவரத்னானி சஞ்சிதான் அது அது இதுக்கு இங்க இருந்து தான் இங்க இருந்து சம்பன்னாக ஆபரணானி ஆபரணானி தரந்தி சம்பன்னாக தரந்தி பைசா உள்ளவா வச்சுட்டு இருக்கா கிம் தரந்தி காணி தரந்தி ஆபரணானி தரந்தி ஆபரணானிங்கிறது உங்களுக்கு ஆபரணங்கள் ஆர்னமெண்ட்ஸ் அந்த ஆபரணங்களுக்கு அட்ஜெக்டிவ் எது நவரத்ன நவரத்ன தானி நைன் எப்படிப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா நைன் ஜெம் ஸ்டட்டட் ஆர்னமெண்ட்ஸ் ஒன்பது விதமான ரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை சம்பன்னாக தரந்தி ஸ்ம ஸ்மே போட்டதுனால பாஸ்டன்ஸ் அதாவது நீங்க வந்து அப்பட்டன் பட்டத்துக்கு பதில பட்டத்தீஸ்ம அப்படின்னு எழுதினா அப்பட்டன்கிற அப்பட்டத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு வந்துரும் பட் அதெல்லாம் கொஞ்சம் இந்த பரிச்சயா லெவல் கொஞ்சம் அபிக்னியால எழுதுங்கோ அதுக்கப்புறம் லங் லகாரமே யூஸ் பண்ணுங்கோ சரியா அதுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யார் படிக்கிறேன் தரந்தினா ஹேவ்னு அர்த்தமா ஹேடுன்னு ஆமா தாங்கி கொண்டு இருந்தார்கள்னு அர்த்தம் திரு தரதி இருந்தாங்கிற அர்த்தம் சரியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யார் படிக்கிறார் சசிகலா மேடம் படிங்க ஒரு நிமிஷம் ம். ப- அஹ், भारतीयैः ம். रविः चन्द्रः कुजः गुरुः बुधः शुक्रः शनिः राहुः ம். केतुश्चेति नवग्रहाः शुभाशु बलप्रदाः पूज्यन्ते பாரதியை தட் இஸ் ஃபைவ் இந்தியன்ஸ் எல்லாமே இது வந்து பாசிவ்ல இருக்கு திருத்தியா எப்பவுமே வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரதமா விபக்தியில இருக்கணும் ஏகவச்சனமோ துவச்சனமோ பகுவச்சனமோ அதுவே பாசிவ்ல சொல்லும் பொழுது சப்ஜெக்ட் கம்ஸ் டு தி திருத்தியா விபக்தி ஆப்ஜெக்ட் கோஸ் டு தி பிரதமா விபக்தி ராமஹ பாட்டம் பட்டத்தின்னு சொல்லும் போது ராமஹாங்கிறது சப்ஜெக்ட் அவர் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருப்பார் பாட்டம்ங்கிறது ஆப்ஜெக்ட் அது த்விதியா விபக்தி ஏகவச்சனம் பட்டத்தீங்கிற கிரியாபதமானது உங்களுக்கு எப்பவுமே வந்து சப்ஜெக்டோட போகும் ஆக்டிவ் வாய்ஸ்ல சரியா ஆமா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேருன்னா கர்த்தரி பிரயோகான்னு பேரு நீங்க வந்து ஐ திங்க் கோவிதாவோ சமர்த்தாவோ அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த பிரயோகங்கள் இருக்கு சரள வியாக்கரணம்ங்கிற ஒரு புக்ல ஐ திங்க் சமர்த்தான்னு நினைக்கிறேன் ஃபோர்த் எக்ஸாமுக்கு வரும் ஸோ இப்பவே நம்ம போது பேசிக் ஆக்டிவ் பாசிவ் பண்ணிடலாம் பண்ணலாம் சரியா சோ வந்து அதே மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து ராமஹா பாட்டம் பட்டதிங்கிற ஆக்டிவ பாசிவ்ல மாத்தணும்னா சப்ஜெக்ட் வந்து திருத்தியா விபக்திக்கு போயிடும் சோ ராமஹாங்கிறது திருத்தியா விபக்தி என்ன வரும் ஆ திருத்தியா விபக்தி தேர்ட் கேஸ் ராமாய ராமேணா பாட்டம் விபக்தி ஏகவச்சனம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் என்ன வெரி குட் சோ ராமேண ஒரு பட்டதிங்கிற ஒரு கிரியாபதம் பட்டுங்கிற தாத்து வந்து உங்களுக்கு லட்லகாரம் பிரதம புருஷ ஆத்மனைபதி தாத்து சாரி பரஸ்மைபதி தாத்து ஆனா இந்த எல்லா நான் வந்து சில தாத்துக்கள் வந்து பரஸ்மை பதியில தான் வரும் சில தாத்துக்கள் பதியில தான் வரும் சில தாத்துக்கள் உபயபதமா இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய நான் பரிச்சயா கிளாஸ் சொல்லி கொடுத்தேன் ஆனா இந்த ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் மாத்தும் போது இந்த தாத்து வந்து பரஸ்மை பதியா இருக்கலாம் பதியா இருக்கலாம் கவலையே உபயபதியா இருக்கலாம் கவலையே இல்ல அது வந்து பதத்தினுடைய அந்த ஃபார்மை எடுத்துரும் இப்ப பட்டாத்தி அப்படின்னா ராமஹா பாடம் படதி ராமேண பாட்டகா பட்டியதேன்னு போடும் எங்க ஆத்மனை பதத்துல வந்து வர்த்ததே தானே இருக்கு யகாரம் இல்லையே அப்படின்னா ஒரு யகாரத்தை சேர்த்துக்கணும் புரியுறதா அதனாலதான் இங்க வந்து பாரதியை பூஜ்யந்தே புரியுறதா வர்ஷிப்ட் பை இந்தியன்ஸ் இது நான் நெக்ஸ்ட் இந்தியன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை நிறைய பண்ண வைக்கிறேன் ஆக்டிவ் டு கிளாஸ் சரியா भारतीयैः न अ, तृतीया व्यक्ति बहुवचनं ம், ம், ம், तृतीया भक्ति So Raviः इकारान्त पुल्लिङ्गः ம். प्रथमा एकवचनं. विभक्ति एकवचनं Mm. चन्द्रः अगेन् प्रथमा विभक्ति एकवचनम् अकारान्त पुल्लिङ्गः कुजः आल्सो अकारान्त पुल्लिङ्गः प्रथमा विभक्ति एकवचनं गुरुः अगेन् उकारान्त uh, पुल्लिङ्गः चेतन प्लस च अव्यय नवग्रह प्रथम व्यक्ति बहुवचन अगेन शुभ बल प्रदाट इज लिंग सो शुभ शुभ अशुभ बल प्रदा शुभ अशुभ बल प्रदा सो हाँ। प्रथम व्यक्ति बहुवचन अगेन हाँ। सो हाँ। पूज्य आत्मेपदी पूज धातु uh, प्रथम पुरुष बहुवचनम ஆமா பூஜ்யந்தே அதான் பூஜ்யந்தே the nine are where by whom by the so இருக்கு இதுல வந்து குருவை மாத்திரம் நீங்க விட்டுட்டீங்க நான் போலன்னு சொல்லிட்டே இருந்தேன் நீங்க அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் சோ குரு <laughs> ராகு கேத்துஹு எல்லாமே உகாராந்த புல்லிங்கம் சரியா அசுப அசுப பலதாகனா குட் அண்ட் பேட் இதுவா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டுத்தையும் கொடுக்கறது சுபம் அப்படிங்கிறது மெரிட் நல்ல விஷயம் அசுபம்ங்கிறது அமங்கலம் ஆஸ்பீஷியஸ் அண்ட் இன்ஆஸ்பீஷியஸ் திங்கத்தும் கொடுக்கறது இது ஒன்பது பிளானட்டும் கரெக்டா அதனுடைய சஞ்சாரம் நம்மளுடைய ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்கோ அது பேஸ் பண்ணி தானே <laughs> நல்ல காலம் இருந்தா சுகம் வரும் அதே சனீஸ்வரன் நமக்கு வந்து கெட்டதையும் கொடுப்பார் நல்லதையும் கொடுப்பார் இல்லையா சோ வந்து சுக பலப்பிரதாக பலத்தை பிரதாகா கொடுக்கிறது சரியா ஆமா அந்த பல சுபாசுப பலப்பிரதாக எதுக்கு அப்ஜெக்டிவா வருது நவகிரகாக்கு அப்ஜெக்டிவா வருது வெரி குட் அப்புறம் சோ ஏவம் இந்திராதயோ அஷ்ட திக்பாலகாக त्रिमूर्त हम्म। देवी देवता अन्याश्च पूज्यन्ते एवं इवारे इंद्रादयो इंद्रादय that is Indra plus other देवास विद अष्टदिक बालकाः अगेन बहुवचनम प्रथमा विभक्ति अकारांत पुल्लिंगः करेक्ट आ इदे इदे पुरीला दिक्पालकाः आमा आकारांतः पुल्लिंगः बहुवचनम Shubha, Ashubha Palapradaha. This comes to, uh, again, sorry, sorry. Again, uh, Trimurtayaha also, uh, Ikaranta, uh, Pullingaha, Bahuvachanam, Pratama Vibhakti. Arayaha, Madhuri, Trimurti. So Devi Devtaha is also, uh, that's Srilinga, Bahuvachanam, Pratama Vibhakti, because Devi Devtan var there, correct? Illa, Devataha. Devataha is Pullinga. Devataha. யா okay so okay la- last word it will take ஆமா ah that's what I had a Hmm. doubt அந்யாஷ்ச ம். பூஜ்யத்தை அந்யாக மத்தவா अन्या plus च இருக்கு. च अव्यय पूज्यन्ते अगेन् आत्मनेपदी पूज् धातु प्रथम पुरुष बहुवचनं ஆமா சரியா ஓகேவா நான் இதோட இந்த கிளாஸ் நிறுத்திக்கிறேன் மீதி லெசனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்